உண்மை உண்மை என்ன நான் எங்கே தேடி செல்ல செய்யும் என்ன தவறும் என்ன யார் யார் இதை சொல்ல இன்னும் இன்னும் என்ன நான் என்ன என்ன சொல்ல மனிதன் பாதி மிருகம் பாதி யார் யார் இங்கே வெல்ல உண்மை உண்மை என்ன நான் எங்கே தேடி செல்ல செய்யும் என்ன தவறும் என்ன யார் யார் இதை சொல்ல இன்னும் இன்னும் என்ன நான் என்ன என்ன சொல்ல மனிதன் பாதி மிருகம் பாதி யார் யார் இங்கே வெல்ல ரதியே மொழியே என் இன்பம் துன்பம் வேகம் எல்லாம் சொல்லும் எந்த நிசையே என் படியே ரதியே மொழியே என் இன்பம் துன்பம் வேகம் எல்லாம் சொல்லும் என்ற இசையே ஒளியே அர்த்தம் சப்தம் நித்தம் எல்லாம் காதலே இன்பும் ஒளியே ஒளியே கதிரே இந்த வாழ்வின் அர்த்தம் காதலி உண்மை உண்மை என்ன நான் எங்கே தேடி செல்ல சரியும் என்ன தவறும் என்ன யார் யார் இல்லை சொல்ல இன்னும் இன்னும் என்ன நான் என்ன என்ன சொல்ல மனிதன் பாதி மிருகம் பாதி யார் யார் இங்கே வெல்ல மனதின் அளவு என்ன உன் வாழ்வின் அளவு என்ன உன் மனதின் அளவு எதுவோ அதுவே வாழ்வின் அளவாகும் உன் விருப்பம் விருப்பம் என்ன உன் விருப்பம் விருப்பம் என்ன உன் விருப்ப விருப்பங்கள் இருக்கும் விருப்பங்கள் அதுவாய் உருமாறும் மனதின் அளவு என்ன உன் வாழ்வின் அளவு என்ன என்பதே வாழ்வின் அளவாகும் உன் விருப்பம் விருப்பம் என்ன உன் விருப்பம் விருப்பம் என்ன உன் விருப்ப விருப்பங்கள் இருக்கும் விருப்பங்கள் அதுவாய் உருமாறும் என் எண்ணம் எண்ணம் என்ன நான் தேடி தேடி செல்ல இன்பம் பாதி துன்பம் பாதி எல்லாம் சேர்ந்த மாயே உண்மை உண்மை என்னென்ன நான் தேடி தேடி செல்ல உலகின் மாயே மனதின் மாயை நான் எல்லாம் கண்டு கொள்ள